வணக்கம் இன்றைக்கி நாங்கள் மாருதியில் ட்ரேட் பண்ணோம் மாருதியில் ட்ரேட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு வெறும் ஒரு டென் குவான்டிட்டிஸ் தான் ஆக்சுவலி பை பண்ணோம் இது பார்த்திங்கன்னா செவன் த்ரீ டூ ஃபைவ் இந்த ரேஞ்சில் வந்து பை பண்ணோம் பை பண்ணது பார்த்திங்கன்னா மோர் தென் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து நாங்கள் இன்றைக்கி புக் பண்ணோம் சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்க மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் channel name NSC commodity trader நாங்கள் இது போக இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸான ஸ்ட்ராட்டஜி தான் பயன்படுத்தி ட்ரேட் பண்ணோம் ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது போக நாங்கள் சிக்னல்ஸ் வந்து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 ரெட் கலர் ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு பிரேக் அவுட் கொடுத்து பையிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ பையிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பை பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி பை பண்ணோம் ஸோ இது நாங்கள் பார்த்தீங்கன்னா பியூராக வந்து ஒரு டெக்னிக்கல் மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டலாகவும் நியூஸஸ் வந்து அனலைஸ் பண்ணுவோம் எப்போயுமே ஒரு சின்னதாக ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நியூஸஸ் இருக்கா மார்க்கெட் ஏன் சடனாக ஏறுது இன்றைக்கி வேறு கேப் அப்பில் வேறு ஓப்பன் ஆகிருக்கு எதுவும் காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேறு பார்த்துக்குருவோம் ஏன்னா ஸ்டாக்கில் பண்ணையில் கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணுறது நல்லதுன்னு தோணும் ஏன் அப்படின்னா ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் பெரும்பாலும் ரொம்ப மூவ் பண்ணாது த்ரீ ஃபோர் பர்சன்ட்லாம் எப்போயாச்சும் தான் வந்து அந்த மாதிரி மூவ் பண்ணோம் ஸோ அதை செக் பண்ணோம் செக் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி வந்து சொல்லியிருந்திருக்காங்க இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட்டில் இருக்குது ஸோ சேல்ஸ் டேட்டா வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆட்டோ சேல்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாருதி வந்து சொல்லியிருக்காங்க November sales grow one point seven percent so இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் ஸோ சேல்ஸ் டேட்டா நல்லபடியாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நியூஸ் வந்து எதுவும் ராங்காக இல்லை சேல்ஸ் டேட்டா எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது ஒவ்வொரு மந்த்து ஸ்டார்டிங் டேட் அப்போ சேல்ஸ் டேட்டா வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அவங்களுடைய சேல்ஸ் எவ்வளோ போன மாதத்தை விட இந்த மாதம் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி அந்த சேல்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பாசிட்டிவான நியூஸஸ் ஒன்று வந்திருக்கு எப்போயும் நியூஸ் வரையிலே ஷேட் பண்ணோம் அப்படின்னா நல்லா மூவ் பண்ணும் அப்படின்றதுனாலையும் அடுத்து எங்கள் ஸ்ட்ராட்டஜியும் அப்ளை பண்ணோம் அதுவும் வந்து கரெக்டாக ஃபேவரபுளாக இருந்துச்சு செல்லிங் வந்து பையிங்காக ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு ஸோ இதை பயன்படுத்தி நாங்கள் இன்றைக்கி பொஷன் வந்து எடுத்தோம் மீன் வயல் நிஃப்டியையும் கொஞ்சம் சைட் பை சைடு அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டியையும் வந்து எடுத்தோம் ஸோ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் இன்றைக்கி ஓப்பனிங்கே பயங்கரமான கேப் அப்பு ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு ஸோ நியூ ஹை வந்து இன்றைக்கி ஆக்சுவலி அச்சீவ் பண்ணுச்சு ஓப்பனிங்கே கேப் அப்பு பட் ஆனால் அந்த ட்ரெண்ட் வந்து ஃபாலோ அப் ஆகலை மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் வந்துச்சு பட் ப்ரீவியஸ் க்ளோஸை விட மேலே இருக்குன்றனால கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அடுத்து சடனாக பார்த்திங்கன்னா டென் ஓ கிளாக் அப்புறம் மறுபடியும் ரைஸ் ஆகி மறுபடியும் ஒரு நியூ ஹை வந்து போச்சு ஸோ நாங்கள் ஆக்சுவலி எப்போயுமே ஃபேவரபுளாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவோம் சில்வர் இந்த மாதிரி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Nifty and bank Nifty analyse பண்ணி பார்க்கல கொஞ்சம் ரொம்ப பீக்கில் ரொம்ப ஹையில் இருந்துச்சு எப்பயுமே ரொம்ப ஹையில் இருக்கக்கூடிய டைமிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான வாலட்டைல் இருக்கும் வாலட்டைல்னால் ரொம்ப மார்க்கெட் வந்து மேலே கீழே மேலே கீழேன்னு மூவ் பண்ணும் அந்த மாதிரி சமயத்தில் ட்ரேட் பண்ணல கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதுக்காண்டி கொஞ்சம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் கிடைக்குமான்ட்டு நாங்கள் ஸ்டாக்கை ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி தேடினோம் ஸோ அதில் மாருதி நியூஸும் இருந்துச்சு அதே சமயத்தில் எங்களுக்கு ஓப்பனிங்கில் பிரேக் அவுட்டும் கிடச்சிச்சுன்றனால பை பண்ணோம் பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ரைசிங் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு ஸோ இந்த சமயத்தில் தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ரொம்ப பெருசாக இது பண்ணல வெறும் ஒரு பத்து குவான்டிட்டி மட்டும் பை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணோம் குவான்டிட்டி கம்மியாக எடுத்தனால ரிஸ்க் வந்து தைரியமாக எடுக்கலாம் அப்படின்றதுனால நல்லா